பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் தொடர்புடைய பெண்ணை படுகொலை செய்த ஐந்து பேர் காரில் தப்பி சென்றனர் இதில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மற்ற கொலையாளிகளை பிடிக்க எட்டு மாவட்டங்களில் தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் பசுபதி பாண்டியன் திண்டுக்கல் அருகே உள்ள நந்தவனப்பட்டியில் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இவர் தனது வீட்டின் முன்பு படுகொலை செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அந்த கொலை குறித்து தாடிக்கொம்பு போலீசார் விசாரித்தனர் இந்த கொலை தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியை அடுத்த மூலக்கரையைச் சேர்ந்த சுபாஷ் பண்ணையார் திண்டுக்கல் அருகே உள்ள கரக்ககன்பட்டியைச் சேர்ந்த முத்துபாண்டி நந்தவன்பட்டியைச் சேர்ந்த நிர்மலா உள்பட மொத்தம் பதினெட்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதற்கிடையே பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் பழிக்குப் பழியாக நான்கு பேர் ஏற்கனவே கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் நந்தவனப்பட்டியைச் சேர்ந்த நிர்மலா தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டார் செட்டிநாயக்கன்பட்டி ஈபி காலனியில் நூறு நாட்கள் வேலை திட்டத்தில் கால்வாய் தூர்வாரும் பணியில் ஈடுபடும் பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது நிர்மலா கொல்லப்பட்டார் மேலும் அவருடைய தலையை எடுத்து சென்ற கொலையாளிகள் நந்தவனப்பட்டியில் பசுபதி பாண்டியனின் வீட்டு முன்பு அவர் கொல்லப்பட்ட இடத்தில் வீசிவிட்டு சென்றனர் இதையடுத்து நிர்மலாவின் உடல் தலை ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு நிர்மலாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையொட்டி அரசு மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது இந்த கொலை குறித்து தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு சீனிவாசன் மேற்பார்வையில் ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த தனிப்படையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக செட்டிநாயக்கன்பட்டி சத்யாநகர் நந்தவனப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு பேர் ரத்தம் சொட்ட சொட்ட நிர்மலாவின் தலையை கொண்டு செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது இதேபோல் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் மூன்று பேர் பின்தொடர்ந்து செல்லும் காட்சியும் இடம்பெற்றிருந்தது மேலும் மற்றொரு இடத்தில் சந்தேகப்படும் வகையில் ஒரு காரில் ஐந்து பேர் அதிவேகமாக செல்வதும் பதிவாகி உள்ளதை போலீசார் கண்டுபிடித்தனர் இந்த காட்சிகளை துருப்புச்சீட்டாக கருதி போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் இதுபற்றி போலீசார் கூறுகையில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் ஐந்து பேர் வந்து நிர்மலாவை கொலை செய்துள்ளனர் பின்னர் பசுபதி பாண்டியன் கொலைக்கு பழுதீர்த்ததை தெரிவிக்கும் வகையில் அவருடைய வீட்டு முன்பு தலையை வீசிவிட்டு தப்பியுள்ளனர் அவ்வாறு தப்பி செல்லும் போது இரண்டு பேர் சென்ற மோட்டார் சைக்கிள் ஒரு கார் மீது மோதியுள்ளது இதனால் மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டு தப்பிவிட்டு ஓடிவிட்டனர் அதன் பின்னர் அவர்களும் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேரும் என மொத்தம் ஐந்து பேரும் காரில் ஏறி தப்பி சென்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம் ஆனால் இரண்டு பேர் வந்த மோட்டார் சைக்கிள் போலீசாரிடம் சிக்கிய நிலையில் மூன்று பேர் வந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை எனவே அதையும் தேடி வருகிறோம் இதற்கிடையே நிர்மலாவின் தலையை துண்டித்து எடுத்து சென்ற இரண்டு பேர் யார் என்று அடையாளம் தெரிய வந்துள்ளது அந்த இரண்டு பேரும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இவர்கள் இரண்டு பேரும் வெளியூருக்கு தப்பி சென்று இருக்க வாய்ப்பு உள்ளது அவர்களுடன் வந்த மேலும் மூன்று பேர் தூத்துக்குடி அல்லது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் உள்ளது இதனால் திண்டுக்கல் மதுரை நெல்லை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்பட எட்டு மாவட்டங்களில் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு விசாரணை நடக்கிறது இதேபோல் தனிப்படை போலீசாரும் அங்கு விரைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இன்னும் ஓரிரு நாட்களில் கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் பசுபதி பாண்டியன் கொலைக்கு பழைக்கு பழியாக நிர்மலாவை தீர்த்து கட்டுவதற்கு திட்டமிட்டு பல நாட்கள் கண்காணித்து கொலை செய்துள்ளனர் எனவே கொலையாளிகள் கோர்ட்டில் சரண் அடைந்து விடுவார்கள் என்ற தகவல் பரவுகிறது இதனால் கோர்ட்டில் சரண் அடையும் முன்பு கொலையாளிகளை கைது செய்யும்படி தென்மண்டல ஐஜி அன்பு உத்தரவிட்டுள்ளார் இதற்காக கடந்த இரண்டு நாட்களாக அவர் திண்டுக்கல்லில் முகாமிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார் மேலும் திண்டுக்கல் உள்பட எட்டு மாவட்டங்களிலும் தங்கும் விடுதிகள் தோட்டத்து வீடுகளில் கொலையாளிகள் பதுங்கியிருக்கிறார்களா என்றும் போலீசார் சல்லடை போட்டு தேடி வருகின்றனர் நிர்மலாவை படுகொலை செய்த வழக்கில் இரண்டு பேர் அடையாளம் தெரிந்த நிலையில் மீதமுள்ள மூன்று பேர் யார் என தெரியவில்லை எனவே அவர்கள் குறித்து தனிப்படையினர் விசாரித்து வருகின்றனர் ஏற்கனவே புறா மாடசாமி உள்ளிட்ட நான்கு பேரை கொலை செய்தவர்களில் யாருக்காவது தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதற்காக அந்த நான்கு பேர் கொலையில் தொடர்புடைய நபர்களின் விவரங்களை சேகரித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் நிர்மலா தேவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஐயனார் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தென் மண்டலச் செயலாளர் திண்டுக்கல் அடுத்துள்ள கரக்கடன்பட்டியைச் சேர்ந்த நடராஜன் செம்பட்டி சீவல் சரகு பகுதியைச் சேர்ந்த பூபாலன் ஆகிய மூவரை தாடிக்கொம்பு போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மூவரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்